வணக்கம் இப்போ நாம க்ரூடாயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் நைன்டீன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது அதனால் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா one minute chart one minute சார்ட்டில் இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் க்ரீன் கலர் கேண்டில் இருந்துச்சு பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போதே கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆயிடும் அடுத்து அது என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்றக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் sell at six two one eight அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so six two one எயிட்டில் வந்திருக்க இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்ட்டான six two zero two point forty எயிட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அதாவது சிக்ஸ் டூ ஜீரோ டூ வருதான்றது தான் நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்குது ஸோ இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த டயத்தில் கூட ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட ஓகே கேண்டில்ஸ் கலர் வந்து பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா இப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எடுக்க சொன்னதை விட மேலே தான் ட்ரேடிங் போகுது சிக்ஸ் டு டுவெண்ட்டி ஒன் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் இருக்குது ஸோ ஈஸியாகவே என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களால் எடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் கேண்டில் ட்ரேடிங் போகுது ஸோ நமக்கு இப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுனால ஆல் கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர்லேயே தான் போகும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் ரெட் கலரில் தான் கேண்டில்ஸ் எல்லாமே போகும் ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடணுன்றக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது ஸோ நமக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் ஜென்ரேட் ஆன அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ இப்போ கூட பாருங்கள் ஃபைவ் ஃபைவ்க்கு சிக்ஸ் டூ ஒன் எயிட்டில் செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு ஆஃப்டர் ஃபைவ் தேர்ட்டி தான் வால்யூம் அந்த மார்க்கெட்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்பீட்லாம் வந்து மொமெண்டம்லாம் இன்க்ரீஸ் ஆனோன்னே நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினால செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீப்பை கீழே டவுன் சைடில் போயிட்டுருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயிலில் ஜெனரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டென் ஆகுது நமக்கு செல்கால் ஜெனரேட் ஆனது நல்லா டவுன் சைடில் சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் இறங்குச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆனதில் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்றனால கேண்டில் நமக்கு வரும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு buy at six one six two அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ ப்ரீவியஸ் கால் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்போலேருந்தே செல்லிங் ட்ரெண்டில் தான் இப்போ எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு சிக்ஸ் டூ ஒன் எயிட்டில் வந்த செல் கால் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் செல்லிங் ரேஞ்சில் இருந்துட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கடுத்து கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது நல்லா ஒரு டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்துச்சு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பட் ஒன்ஸ் ஒரு எயிட் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனதில் நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்துச்சுன்றனால கேண்டில் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போது buy at six one sixty two அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line six one sixty டூவில் வந்திருக்கு அந்த buy call sixty one seventy seven point ஃபார்ட்டின்னு போட்டிருக்கு so six one seventy seven point ஃபார்ட்டியாக பிரேக் அவுட் பண்ணுதா சிக்ஸ் ஒன் செவன்ட்டி எயிட் போகுதா அப்படின்றதான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை ரீச் கொடுத்துச்சு அடுத்து ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி டூவில் வந்த பைக்கால் சிக்ஸ்டி ஒன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போயிருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ட்ரேடிங்கில் வந்து கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி நல்ல ஸ்பீடாக நல்ல மொமெண்டம் இருந்தனால தான் நமக்கு நல்ல செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நல்லா செல்காலும் சரி பைக்காலும் சரி அச்சீவ் பண்ணியிருக்கு இதே சில சமயம்லாம் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட் டாரட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃபஸ்ட் டாரட்டுங்கையில் நமக்கு ஆல் டைம் ட்ரேடிங் பண்ண முடியும் மார்க்கெட் ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம அந்த ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுறதை எதிர்பார்க்க முடியும் அதே செகண்ட் டாரட்டுங்கையில் நல்ல மொமெண்டம் இருக்குது ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிற வால்யூம் இருக்கையில் மட்டும்தான் ட்ரேடிங் வந்து நடக்கும் ஸோ அதுவும் வந்து மெயினாக அந்த ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் இன்றைக்கி மூவ்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தான் டக்குன்னு நமக்கு ஹியூஜ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதில் நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் இல்லை ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பைசல் கால்ஸ் ஜெனட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில் கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து அது என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு அதில் வர கால்ஸ் யூஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஓன் மெத்தட் அப்ளை பண்ணியும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ